அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்க முகமது ரியாஸ் இன்னைக்கு யூடியூபோட ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸை பற்றியும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் புரியும் முதலாவது அப்டேட் என்னன்னு சொன்னால் சாப்டர்ஸ் அண்ட் டைம் ஸ்டாம்ப் உங்கள் வீடியோவை ஒரு வீடியோவில் ரெண்டு மூணு சாப்டர் கவர் ஆகும் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க ஒரு குக்கிங் eh, வீடியோவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குக்கிங் வீடியோவில் ஒரு பிரியாணி செய்யறது அப்படின்னு சொன்னால் பிரியாணிக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் அதாவது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொத்தமத்தலை இதெல்லாம் கட் பண்ணி நறுக்கி இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டு சாப்டர் அப்புறம் அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் குக்கிங் பண்ணுறது செகண்ட் சாப்டர் எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் தாளித்து வெங்காயத்தை தாளித்து இதெல்லாம் செகண்ட் சாப்டர் அரிசி போட்டு இது பண்ணுற வரைக்கும் அப்புறம் தம் விடுறது இது பண்ணுறதுங்கிற ப்ராசஸ் அது தேர்டு சாப்டர் அப்புறம் சாப்பாடு ருசி பார்த்து பரிமாறுறத ஃபோர்த்து சாப்டர்னு வச்சுக்கலாம் இப்போ இதை சாப்டர் சாப்டராக நீங்கள் வந்து வீடியோவில் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிஸ் உங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜீரோவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன preparation pre preparation for biryani அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஜீரோ ஜீரோ போட்டு வச்சுட்டிங்கன்னா ஜீரோலேருந்து ஒரு சாப்டர் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த வீடியோ ஓடுது அடுத்து நீங்க அடுப்புல வைக்க வச்சு எண்ணெய் ஊத்தி தாளிக்கிற சாப்டர் வந்து அஞ்சாவது நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா அஞ்சாவது நிமிஷத்துல இருந்து அப்படின்னு சொல்லி குக்கிங் பிரியாணி அப்படிங்கிற சாப்டர் அஞ்சாவது நிமிஷத்துல இருந்து ஆரம்பிக்கும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுது பத்தாவது நிமிஷத்துல இருந்து தம்முடுற போர்ஷன் வருது அப்படின்னா பத்தாவது பத்துன்னு போட்டு தம்முடுற போர்ஷன் அப்படின்னு அதுக்கு அடுத்தது அடுத்தபடியா ருசி பார்க்கறது பரிமாறுறது அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டீங்கன்னு சொன்னா உங்க வீடியோக்கு கீழே சாப்டர் சாப்டரா அதே பிரிச்சிடும் யூடியூப் வந்து உங்கள் சாப்டர் நாலு சாப்டராக பண்ணி நாலு வந்து ப்ளே பிளேலிஸ்ட்டில் வந்து நாலு தனித்தனி போர்ஷனாக வந்து தலைப்போட வந்துடும் அப்போது ஒரு வீடியோ பார்க்க வர்ற உங்கள் ஆடியன்ஸு ஒரு தம்பூரதை போய் பார்க்கறதுக்கு டைரெக்டாக போகணும்னாலும் போய்க்கலாம் பரிமாறது கடைசி சாப்டரை போய் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி வேணாலும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உதாரணமாக நான் வந்து என்னோட ஒரு வீடியோவே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நான் இங்கே மொபைலில் பார்க்கறது இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் என்னோட KineMaster basic tutorial two அப்படிங்கிறது ஒன் வீக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ இதோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் நான் பாருங்க சாப்டர் நான் இங்கே எழுதியிருக்கேன் ma'am chapters covered in this tutorial அப்படின்னு போட்டு இந்த மாதிரி டைமை பிரிச்சுட்டேங்க ஜீரோ இஸ் டு ஜீரோ ஜீரோன்னு போட்டு வெல்கம் டு த டுட்டோரியல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் தலைப்பு பன்னெண்டாவது செகண்ட்லேருந்து இன்ட்ரோ இன்ட்ரடக்ஷன் டு இன்டர்ஃபேஸ் அப்புறம் ஒரு நிமிஷம் பதினேழு செகண்டில் ஆடிங் நியூ வீடியோ கிளிப்ஸ் இப்படி தனித்தனியாக நான் போட்டு வச்சிருக்கனால வீடியோவில் பாருங்கள் தலைப்பு தனித்தனியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த டூட்டோரியல் எழுதியிருக்குதா இது பாருங்க இந்த ரெண்டாவது adding new videos and clips இந்த டாபிக் இங்கே கிளிக் பண்ணேன்னா அதுக்கு அடுத்தது ரீஅரேஞ்ச் கிளிப்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆரம்பிக்குது இப்படி கிளிப்ஸ் கிராஃபிக்ஸ் இங்கே ஆரம்பிக்குது வீடியோ லேயர்ஸ் இப்படி இப்படி ஒவ்வொரு தனித்தனி சாப்டர்ஸாக போட முடியும் இது வந்து இதனால ஆடியன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் உங்கள் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடியோ வியூஸ் அதிகமாக போகிறக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் உங்கள் அடுத்த வீடியோவில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க யூடியூபுடைய அடுத்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு பரிசாத்தமான முறையில் எக்ஸ்பெரிமெண்ட்டுகளுக்கும் ஃபீட்பேக்குக்காகவும் சில சேனலுக்கு கொடுத்துருக்குறாங்க மேபி உங்கள் சேனல் இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் அதுக்காக தேட வேண்டியதில்லை சில சேனல்களுக்குன்னு சொல்லி யூடியூபே வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க என்னுடைய சேனலுக்குலாம் வந்திருக்குது நான் அதனால் எனக்கு வந்தனால எனக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தனால நான் அதை என்னன்னு போய் செக் பண்ணேன் யூடியூப்புடைய நியூ யூடியூப் ஸ்டுடியோவில் அனலிஸ்டிக்ஸ் பேஜ் இருக்குது லெஃப்ட் சைட் போனீங்கன்னா அனலிஸ்டிக்ஸ் பேஜ் இருக்குது அந்த அனலிஸ்டிக்ஸ் பேஜில் ஆடியன்ஸுங்கிற இதில் போனீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸ் எந்த டைமில் அதிகமாக இருக்க உங்கள் ஆடியன்ஸ் யூடியூப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டைம் ஃப்ரேம் சொல்லுது ஒரு வாரத்துக்கு பூரா Monday Tuesday Thursday Wednesday Friday Saturday Sunday இப்படி ஒவ்வொரு நாளும் மண்டேல உங்க அதிகமான ஆடியன்ஸ் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த டைம்ல ஆன்லைன்ல வர்றாங்க இதனால என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்குது உங்க ஆடியன்ஸ் எப்போ ஆன்லைன் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த டைமுக்கு சில சிலருக்கு வந்து சிலரோட ஆடியன்ஸ் வந்து ஏர்லி மார்னிங்ல five to six o'clock பாக்குறவங்க சிலருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து மதியான மதியத்தில் இருக்கலாம் சிலரோட ஆடியன்ஸ் வந்து அதிகமாக ஆன்லைனில் இரவில் இருக்கலாம் நீங்கள் அவங்க எந்த டைமில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிரியேட்டர் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் உங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் போறதா இருக்கட்டும் புது டெய்லி போடுற வீடியோ அப்லோட் பண்ணுற டைமிங்காக இருக்கட்டும் அந்த டைமை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸ் அதிகமாக எப்போ இருக்கிறாங்களோ அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கம்யூனிஸ்ட் கம்யூனி கம்யூனிட்டி போஸ்ட்டு இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறது வேறு ஏதாவது நம்ம இது பண்ணணும்னு சொன்னால் நம்ம வீடியோ வியூஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த மாதிரி பயனாக இருக்குதா இல்லையா எப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கொடுத்துருக்காங்க ஃபீட்பேக் கேட்டுட்டு இருக்கிறாங்க பாரு அது அது வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இப்போ நான் வந்து மொபைல்லே கூகுள் குரோமை யூஸ் பண்ணிக்கிட்டேன் குரோம் ப்ரௌசரில் என்னுடைய சேனலுக்கு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் மொபைலில் செய்கிறது இந்த ஸ்க்ரீனில் பா தெரியும் நான் வந்து குரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் என்னோடய யூடியூப் வந்துட்டேன் இந்த வலது பக்கம் இருக்கிற மூணு புள்ளி இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி கீழே வர்றேன் டெஸ்க்டாப் சைட்டுங்கிற இதை கிளிக் பண்ணிக்கிங்க டெஸ்க்டாப் மோடுக்கு வந்துடும் இப்போ உங்கள் சேனல் லோகோ என்னோடய சேனல் லோகோ கிளிக் பண்ணுறேன் இதில் மூணாவதாக இருக்கிற யூடியூப் ஸ்டுடியோங்கிறத கிளிக் பண்ணுறேன் ஓ உங்கள் சேனல் லோகோ என்னோடய சேனல் லோகோ கிளிக் பண்ணுறேன் இதில் மூணாவதாக இருக்கிற யூடியூப் ஸ்டுடியோங்கிறத கிளிக் பண்ணுறேன் இதில் அனலிஸ்டிக்ஸுங்கிற இந்த பேஜுக்கு வரேன் இதுதான் அனலிஸ்டிக்ஸ் பேஜ் இதை கிளிக் பண்ணுறோம் சேனல் அனலிஸ்டிக்ஸில் போயிட்டு ஆடியன்ஸ் அப்படிங்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா இங்கே கொடுத்துருக்குறாங்க Monday to Monday to Sunday மண்டேல என்னோட audience very few Monday twelve o'clock very few are of your viewers are on YouTube Monday காலையில் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா some of your viewers are on your YouTube very many of your viewers இந்த பர்பிள் கலரில் இது ஒயிட் ஷேட்ல இருக்கிறதுலாம் வியூவர்ஸ் யாருமே இருக்கிறது இல்லைங்க இந்த பர்பிள் டார்க் பர்பிள் கலரில் இருக்கிற கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் வெரி மெனி இப்போ ஃப்ரைடேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எயிட் பிஎம்க்கு தான் என்னோடய வியூவர்ஸ் எல்லாம் நிறையா வந்து ஃப்ரைடேயில் வந்து ஆன்லைனில் இருக்கிறாங்க இப்போது சாட்டர்டேயில் பார்த்தீங்கன்னா நாலு மணி மதியம் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் நாலு மணிக்கு சாட்டர்டே சண்டேல சண்டேல மூணு மணிக்கு சாட்டர்டேல நாலு மணி அதே மாதிரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி அதே மாதிரி தேர்ஸ்டேல பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி இப்படி இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இதெல்லாம் டெக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.